அனைவருக்கும் வணக்கம் குரூடாயில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி செவன் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் மேலே ஆகுது ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆச்சு ஜெனரேட் ஆன பைக்கால் நல்லா மூவ் பண்ணி first hour range break out கொடுத்துச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் இப்போ சடனாக ஒரு டவுன் லாஸ்ட் ஒரு ஃபோர் கேண்டில் நல்ல டவுன் சைடில் பிரேக் அவுட் அதனால் நமக்கு இந்த சார்ட் என்ன சொல்லுதுன்னா டக்குன்னு நமக்கு செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு செல் கால்ன்றனால ரெட் கலர் கேண்டில் அந்த கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் லைன் இருக்குல்ல அதான் entry point line sell at eight four three ஜீரோன்னு என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருக்கு கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாகட் லைன் மேலே இருக்க லைன் வந்து ஸ்டாப் லாஸ் லைன் இந்த சார்ட்டில் எவ்ரிடே உங்களுக்கு கேண்டிஸ்டிக்னுடைய பிரேக் அவுட் நடக்கும்போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக லைவ் மார்க்கெட்டில் கால் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும் அதுவும் கேண்டிலுடைய கலர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்ட்க்கு மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் யார் வேணாலும் ஜஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி டெய்லி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தான் இருப்பீங்க ஜஸ்ட் இந்த சார்ட்டை வாட்ச் பண்ண போகிறீங்க அதில் வர கால்ஸை பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கிற போகிறீங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடாக கால்ஸ் வந்து கிடைக்கும் அதுவும் மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் ஃபிக்ஸ் ஆயிருக்கனால கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகிறத வச்சு மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்றதை உங்களால் ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் டக்குன்னு இப்போ நீங்கள் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணும்போது ஓகே ரெட் கலர் கேண்டில் போய்கிட்டு இருக்கு ஸோ க்ரூட் ஆயில் இப்போ ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குன்றத ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஐடி ஐடியா கிடைச்சோன்னா நீங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுடைய ஓன் மெத்தடையும் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறனால பண்ணலாம் இல்லைனா இதில் வர entry point target stop loss use பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறனால பண்ணலாம் இந்த சார்ட்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி அதை வச்சு உங்களுக்கு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வச்சும் நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும் இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போதைக்கு ஒரு செல் கால் வந்து ஜெனட் ஆயிருக்கு கால் எப்படி மூவ் பண்ணுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ டுவெண்ட்டி மேலே ஆகுது நமக்கு செல் கார்ட் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிறைய வாலட்டைல் மார்க்கெட் மேலே வந்துச்சு கீழே வந்துச்சு வாலட்டைலாகவே ட்ரேடிங் வந்து போயிட்டே இருந்துச்சு ஆஃப்டர் தேர்ட்டி மினிட்ஸ் இப்போ தான் மார்க்கெட் டவுன் அந்த டவுன் சைடில் இப்போ நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு ஸோ ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் நமக்கு டுவெண்ட்டி டூ பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிருக்கு எயிட் ஃபோர் த்ரீ ஜீரோ தான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு eight four zero eight point ஃபார்ட்டின்னு இருந்துச்சு so twenty two point movement வந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் மேலேன்றனால ஃபார்ட்டி மினிட்ஸ்னு சொல்கிறேன் ஸோ ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு அச்சீவ் ஆயிருக்கு அதுக்கப்புறமும் மார்க்கெட் கண்டினியூஸ் டவுன் சைட் அந்த டவுன் சைட் மொமெண்டமில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் டார்கெட் ரேஞ்சும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு லைவ் மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டிங் டூல் இருந்தால் உங்களால் ரொம்ப ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும் இந்த டூல் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்புங்க இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறேன் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ